ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீடும் நலமும் பெரும்பாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான அடிப்படையான டூல்ஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே வச்சுருப்போம் ஆனால் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் சரி இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அமேசானில் இந்த டூல்ஸ் பாக்ஸை பார்த்து வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சரி உங்ககிட்டயும் இதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாண்ட்லே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டூல்ஸ் பாக்ஸ் தான் அமேசானில் வாங்கியிருந்தேன் ஸோ இது ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் இது கூட டூல்ஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட லேபிள் இருக்குது இந்த லேபிள்லேயே வந்துட்டு பாக்ஸோட சைஸ் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம சின்ன ஆணி ஸ்க்ரூ இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதெல்லாமே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹேண்டில் வந்துட்டு பாக்ஸை வந்துட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரே இருக்குது அண்ட் அதுக்குமே ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ட்ரேயில் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹைட்டான பொருள் எதுவும் வைக்க முடியாது பட் நார்மலாக சின்ன சின்ன பொருள் எல்லாமே வச்சுக்கலாம் அந்த ட்ரேவை தூக்கிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஸான ஒரு இடம் இருக்குது ஸோ இந்த உள்ளளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லென்த் வந்துட்டு தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் வித் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதில் பேசிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக வைக்க முடியும் ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அரௌண்ட் தேர்ட்டி சென்டிமீட்டர் இருக்குது இதுவே வந்துட்டு நமக்கு ஈஸியாக ஃபிட் ஆகுது அதே மாதிரி இந்த சுற்றியும் நம்மளால் ஈஸியாக வந்து உள்ளே வைக்க முடியுது இது கூட நமக்கு தேவையான மற்ற திங்ஸும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த லாக்கிங் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே க்ரிப்பாக இருக்குது ஸோ இது க்ரிப்பாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் வச்சு நம்ம தூக்கும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் தருது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அதாவது பதிமூணு இன்ச்சஸ் எனக்கு வந்துட்டு இது போதுமான அளவாக இருந்தது என்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ்க்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னாலுமே இதே ப்ராண்டில் வந்துட்டு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வாங்கும் போது த்ரீ தேர்ட்டி ருபீஸ் இருந்தது அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இதோட பாட்டம் அதாவது இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஹேண்டில் இந்த லாக் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் இதே பிராண்டு தான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பிகாஸ் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கண்டிப்பாக கிடையாது ஸோ நீங்கள் வேறு எதாவது பிராண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரம்